வணக்கம் நான் உங்கள் வாசன் ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்ம இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சோனாமார்க் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிளேஸ்ல தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து எக்கச்ச எக்கச்சக்க உங்களை போன பிளாக்லயே எல்லாரும் பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தா ஸ்ரீநகர் போக போகிறோங்க அதை பற்றிலாம் வந்து பார்த்தா நான் மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கிற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் இருக்கோங்க வாய்ஸ்லாம் சி வாயிலாம் லைட்டாக குரல் குரல் குரல் கொளருது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர் அவ்வளோ பண்ணிங்க நம்மளை சுற்றி முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டு பைக் ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கை ஃப்ரீஸ் ஆகும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும் போதே கை ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ இந்த எப்படி இன்னைக்கு வண்டி ஓட்ட போகிறேன்னு தெரில ஓகேங்க மிச்சதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போக போக பிளாக் பண்ணுறேன் ஓகே வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் டூ ஃபிஃப்டி ஆச்சு நம்ம ஸ்ரீநகருக்கு புறப்பட்டாச்சுங்க ஸோ வந்து நம்ம ஸ்ரீநகர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் பட் வந்து இப்போ நான் சும்மா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் கூகுள் மேப் போட்டுக்கிட்டேங்க பட் இன்றைக்கி வந்து பண்ணால் ஸ்ரீநகருக்கு தான் போகிறோம் அண்ட் வந்து நம்ம அன்பு தம்பியை விட்டு நம்ம பிரிய போகிறோம் இங்கே வா சாமி ஸோ வந்து நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வரைக்கும் தான் நம்ம கூட வருவாங்க ஸ்ரீநகர்லேருந்து தம்பி வந்து விடைபெற்றிருப்பாங்க ஏன்னா நம்ம டெல்லிக்கு போக போகிறோம் பட் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் தான் ஏழு ஏர்லாத்தும்பு போகலாம் இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேணாம் நம்ம வண்டியை கீழே இறக்கிட்டு அப்புறம் ஏறிக்கோ இல்லைன்னா ரெண்டு பேருமே கவுந்து விழுந்துருவோம் பார்த்து இந்த இடத்துலலாம் வண்டி ஓட்டணுங்க நடந்து வரும்போதே வந்து பண்ணால் ஒரு டைம் விழுந்திருப்பேன் தம்பி வந்து பண்ணால் விழுந்துட்டான் பரவாயில்லப்பா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பணியை கிளியர் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க வழுக்குது வழுக்குது பேக் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ வழுக்குது பிரேக் பிடிச்சிட்டே இருக்கேங்க பட் வண்டி போய்கிட்டே இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாசாமி போகலாம் வண்டி பின்னாடி நீ பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் வா உட்கார் உட்கார் உட்கார் போகலாம் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணியிருந்தா சத்தியமாக விழுந்திருப்பேன் நல்ல வேலை நான் பேக் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன் பேக் பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் வண்டி போய்கிட்டே இருக்குடா அடா அடா அடா எவ்வளோ பண்ணி தெரியுமாங்க இங்கே அப்படியே என்னோட எப்படி சொல்கிறது என்னோட மைண்ட் செட்டே டோட்டலாக ஜாலி மூடுக்கு மாறிடுச்சுங்க இந்த பனியெல்லாம் பார்த்து உஃப் செம்ம அழகு இந்த இடம்லாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்லி எப்படியோ என் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன் அண்ட் வந்து நம்ம வீட்டு போனதுக்கப்புறம்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன் சே எவ்வளோ பணியான இடத்துலலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்த நாட்களை வந்து நினச்சி பார்ப்பேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பண்ண விளாகெல்லாம் திரும்பி திரும்பி ப்ளே பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேங்க ஃபுல்லாக தூசியை பறக்க விட்டுட்டு போயிட்டுருக்காங்கப்பா முன்னாடி போகிற வண்டிங்கெல்லாம் லாரிக்காரன்னு டக்குன்னு லெஃப்ட் வந்துட போகிறாரு அண்ட் வந்து காலையில் சரியான அட்ராசிட்டி ஆகி போச்சுங்க என்னென்னா இது வரைக்கும் நம்ம வந்த ஃபூட்டேஜஸ் எல்லாம் நம்ம கோப்ரோவில் இருக்கும்ல அதையெல்லாம் தூக்கி நம்ம லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்கில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெமரி கார்டு எடுத்து திரும்பி கேமராக்குள்ளே போடுற டைமில் வந்து பண்ண கீழே விழுந்துருச்சுங்க கீழே விழுந்து தொலைஞ்சு போயிடுச்சு நானும் வந்து பார்த்தீங்கன்னா தேடு தேடுன்னு தேடுறேன் கிடைக்கவே மாட்டேன்ருச்சு அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தா நான் தம்பிக்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன் என்னென்னா நமக்கு ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்கும் பென்சிலோ ரப்பரோ கீழே போட்டிருப்போம் காலேஜ் டைம்லேயும் தான் ஸோ வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் கீழே விழுந்து கிடக்கும் தம்பு நம்ம மெமரி கார்டு கீழே விழுந்த இடத்துல மட்டும் தேட வேண்டாண்டா சம்மந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் தேடலாண்டா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி தேடிட்டே இருந்தோம் அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக ஒரு பிளாக் கார்பெட்டில் மெமரி கார்டு இப்படி திரும்பி விழுந்துருந்துச்சு அது மெமரி கார்டுன்னு தெரியாத மாதிரி விழுந்துருக்குங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக மெமரி கார்டை தேடி கண்டுபிடிச்சாச்சு அடா அடா அடா என்ன அழகியா நைட்டில் <laughs> செம்ம குளிருங்க பட் ஹீட்டர் இருந்ததுனால மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஆனால் ஏனே தெரிலங்க சிரிச்சே பெருசாக பேசலை இங்கே இருந்த ஹோட்டல்காரங்கள்லாம் அதுதான் ஒரு வேளை பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காதோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் தங்கியிருந்தோம்ல அந்த ரூம் வந்து பார்த்தா எட்நூறுபா தான் ஆனால் சூப்பராக சிரிச்சு பேசினாங்க பட் இப்போ நம்ம தங்கியிருந்த ரூம் மூணாயிரம் சொன்னாங்க பட் அப்படி இப்படின்னு சொல்லி விலை பேசி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பேசி முடித்தோம் ஏன்னா நல்லா பனிக்கு நடுவில் இருக்குல்ல என்னோட ஆசைக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரூமில் இருந்தேங்க பட் இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நான் பெருசாக லைக்கே பண்ண மாட்டேன் நம்ம ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி ரூம்ஸில் வந்து பண்ணால் அதிகமான மரியாதை கிடைக்கும் <coughs> எங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போயிருப்பாங்க அங்கே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கப்பா ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க அது வந்து அங்கே எக்கச்சு கட்டிகிட்டே இருந்தாங்க எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு கோகுலம் பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ அங்கே மறந்துட்டேன் சம்திங் அண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லைங்க பெரிய பெரிய ரூம்லலாம் தங்கணும்னு சொல்லி சும்மா தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் அப்பா பயங்கரமான ரோடாக இருக்கே சும்மா தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் ஒய்ஃபை நல்லா ஸ்பீடாக இருந்தால் போதும் அது போதும் நமக்கு வண்டி ஒரு சைடாக இருக்குதுங்க ஃபுல்லாக வெட் சர்ஃபேஸாக இருக்குது வெட்டு மட்டும் இல்லை அப்படியே மண்ணு மண்ணாக பனியும் சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி இருக்குது ஏ பைக்கர்ஸ்லாம் வராங்கப்பா வேற லெவல் ஏ தமிழ்நாடுப்பா oh bro where are you from கன்னியாகுமரியா கன்னியாகுமரியா டிடிஎஃப்ஏ <laughs> தான் அட சச்சினே என்னையா அதான் நான் கேட்கணும்யா ஸ்டோரி எதுவும் போடாதனால யாருக்கும் எதுவும் தெரில ஆமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வீடியோ பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்போ இங்க இருந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தீங்க நம்ம இந்த இன்னொரு பிரதர் கூட இருக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க நான் சும்மா ஆப்போசிட்ல வண்டி வரும்போது சரி தம்பம் காட்டலாம்னு நினைச்சா அப்புறம் பார்த்துட்டே இருந்துட்டு என்ன அச்சோ சாரி ப்ரோ கவுந்துட்டீங்களா நான் கவுந்துட்டேன் பனி ரொம்ப வழுக்குது போயிட்டு திரும்ப வரேன் அந்த பண்ணிட்டு வரேன் மணாலி ரூட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்புறம் எப்படி போயிருப்பீங்க இங்கே இருந்து போகலாம் ஓ போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி இருந்து வரீங்க இந்த ரோடு போகிறோம் திரும்ப பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா சரி வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம் அட நம்ம அண்ணாங்கங்க கன்னியாகுமரின்னு சொன்னாங்க நாங்களும் சரி கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ரைடர்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினச்சா சச்சின் ப்ரோ ஆடா ஆடா ஆடா ஆடா என்ன தம்பு டிஎன் செவன்டி ஃபைவ் மார்த்தாண்டமா ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்படியே அந்த கேரளா பக்கத்தில் இருக்கிற ஊர் ஊர் தானே ரைட் ரைட் ரைட் ரைட்டு சரி சரி சரி சரி சரி ரைடு இருக்கு குழு இருக்கா படு பயங்கரமா இருந்துச்சா நினச்சிட்டு தானே இருந்தோம் இந்த சீசனுக்கு ஏன் வந்தாங்க நம்ம பசங்க இந்த சீசனில் பெருசாக எதுவுமே பார்க்க முடியாது பட் நான் ஏன் வந்தேன்னு வந்து பண்ணோம் அட்வென்ச்சராக இருக்குன்னு தான் சொல்லி வந்தேன் நம்ம பசங்களும் ஆசைப்பட்டு தான் வந்திருப்பாங்க ஆக்சுவலி சச்சின் பிள்ளை ரொம்ப நாளாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லடாக் ரைட் பண்ணும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்புறம் பார்த்தா நானும் அவரும் ஒரே டைமில் இருக்கிற மாதிரியே வந்துட்டாரு ஏன்னா ஹாப்பிங்க நம்ம தமிழ்நாடுக்காரங்களை பார்த்த உடனே நான் வந்து மாச கணக்கில் ஆச்சு ப்ரோ கிளம்பி போகவே மனசு இல்லை சொல்லலாம் என்னடா தும்பு சிம் வந்து லேல ஒர்க் ஆகாது வரும்போது பார்த்து வரணும் யாருக்கிட்ட எல்லாத்துக்குமே தெரியுமே எப்பா நீ என் போன வருஷம் விளாக் பாத்தியா இல்லையப்பா நான் தெளிவா சொல்லியிருப்பேனே யாருக்குமே தெரியாது ஓ இப்போதான்ப்பா கிளியர் பண்ணுறாங்க ரோட ஆனால் மத்தியானம் ஆயிடுச்சு பட் இப்போ தான் கிளியர் பண்ணுறாங்க ஏன்னு தெரியலையே இவ்வளோ லேட்டாக வேளை மேபி காலையிலேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க பட் கிளியர் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ஃபுல்லாக ரோடு இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க என்ன தம்பு வரும்போது இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோமா நம்ம என்ன எக்ஸாஸ்ட் நோட்டுப்பா கீர் மாற்றவே தோணாதுங்க அந்த கீரோட ஃபுல் பவரை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கீரே மாற்ற தோணுது அதனால தான் நான் எப்போவுமே வந்து போனால் லோ கீர்லேயே இழுத்துட்டு இருப்பேன் நம்ம அந்த அண்ணா கடைக்கு போகலாம் தாடியெலாம் வச்சுட்டு ஜம்மு காஷ்மீர்காரர் அவர் கடையை பார்த்தாலே நல்லா தெளிவாக தெரியுங்க தோ இந்த கடை தான் இங்கே தான் நீங்களும் எப்போ வந்தீங்க ஆக்சுவலி இந்த ஊருக்கு ஏன் தெய்வமே இது வேற ஒரு கதைங்க அது ஃப்ளோவில் டைம் வந்து த்ரீ டுவெண்ட்டி நாங்கள் ஒரு ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்ல வந்தேன் அப்புறம் வேல்ராஜனை கோச் பாரு அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் எதுவும் சொல்லலை டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா த்ரீ டுவெண்ட்டி ஆச்சு இவ்வளோ நேரம் நம்ம அண்ணாங்க கூட தாங்க ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம் ரச சாப்பாடு கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோங்க அதுதான் சோறு கிடைக்க மாட்டேங்குது பட் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ணன் வந்து இங்கே இருப்பாருன்னு சொல்லி பட் அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு தமிழ்நாடு சிம் தான் வேலை செய்யாது ஆனா திடீர்னு நீங்க மீட் பண்ணும்போது செம ஹாப்பி அண்ட் வந்து பண்ண போற வழி வந்து பண்ண பிளாக் பண்ணியிருக்காங்களாமா இந்த பக்கம் வந்து பண்ண ஸ்ரீநகர் ரூட் இருக்காமா ஸோ அந்த வழியா தான் நாங்கள்லாம் சேர்ந்து கிளம்ப போறோம் அண்ணாங்களும் வந்து பண்ண ஸ்ரீநகருக்கு தான் போக போகிறாங்க ஜாலியாக போய் அட்ராசிட்டி பண்ணிடலாம் இருக்கு சம்பவங்கள் அங்க போய் மாஸ் காட்டிடலாம் நம்ம ஸோ வந்து கடையில் உட்காந்து இத்தனை நேரம் டீ குடிச்சிட்டு இருந்தோம் அண்ட் வந்து இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு டிடிஎஃப் ஓகேங்க மிச்சதெல்லாம் வந்து பண்ண அப்படியே மோட்டோ வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் அண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பு நீ அப்படியே மெதுவாக முன்னாடி போயிட்டு நாங்கள் ரொம்ப மெதுவாக வருவோம் அதனால் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருக்கோம் நீ டேரெக்டாக ஸ்ரீநகரில் போயிட்டு ஒரு நல்ல ரூம் எடுத்து வெயிட் பண்ணிட்டோம்னு நாங்கள் அங்கே வந்து கனெக்ட் ஆகிக்கிறோம்னு சொன்னாங்க ஸோ வந்து அதனால் வந்து பண்ண நம்ம அப்படியே மெதுவாக கொஞ்சம் முன்னாடி போகலாங்க மெதுவானா ஒரு மாதிரி ஒரு க்ரூசிங் ஸ்பீட் நல்ல ஒரு க்ரூசிங் டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்களாண்ணா okay fine fine fine thanks bhaiya thanks thanks thanks love you love you love you ஆ கண்டிப்பாக பையா சேஃபாக இருப்போம் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா த்ரீ தேர்ட்டி ஆச்சு இந்த அழகான இடத்த விட்டு புறப்பட்டாச்சுங்க ஸோ வந்து அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல லெஃப்ட் போகணுமாம்மா அங்கேருந்து அப்படியே நேராக போனோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் தம்பு அப்படின்னாங்க ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க அந்த வழி வந்தோடனே அப்படியே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீடில் அப்படியே போகலாம் நம்ம சச்சினா கூட யார் வந்திருக்காங்கன்னு வந்து பண்ணால் அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு அவர் என்ன பைக்கில் வந்திருக்காருன்னா ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோரில் வந்திருக்காருங்க actually R one five V ஃபோருக்கு பின்னாடி சீட்டில் தான் எல்லா லக்கேஜுமே கட்டியிருக்காங்க but R one five V ஃபோரில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு வந்து பண்ணால் நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு விலாகில் சொல்லியிருப்போம் பின்னாடி இருக்கிற அந்த அழகான அந்த டிசைன் வந்து சீக்கிரமாக உடஞ்சி உடஞ்சி போயிடுங்க அதனால் நீங்கள் அதை பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுக்காக அதுக்கு மேலேயே ஒரு கிராஷ் கார்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அதனால் வந்து பண்ணால் அதுவே சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிடுது அந்த பீஸை இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா ட்ரக் யார்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கும் இங்கே தான் வந்த ட்ரக்குங்கெல்லாம் உள்ளே நிறுத்தி வைப்பாங்க டிடிஎஃப் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மலையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரோடாக இருக்குன்னு சொல்லி ஓகே இந்த வழியில் போகணும் போல் ஓகே ஓகே ஓகே ஓகேண்ணா பார்த்து சேஃபாக வாங்க ஓகேங்க நம்ம அப்படியே மெதுவாக முன்னாடி போயிட்டு இருக்கலாம் அண்ணாங்க வந்துடுவாங்க அண்ட் வந்து ஒரு வீடியோவில் சைட் பண்ண ஆஃப் எனக்கு பைக் மேலே இருக்கிற லவ் முத்தி போச்சுங்க ஸோ வந்து எனக்கு இன்னும் ஒரு டிடிஎஸ் அயபுசா ஒன்று வாங்கணும் நிஞ்சா எஸ் டூ ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் டுக்காட்டி மல்டி சாடா வி ஃபோர் வாங்கணும் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம டிடிஎஃப் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ முதல்ல நம்ம டிடிஎஃப் ஒரு பிராண்டாக மாற்றிடலாம் ஸோ வந்து அதுதான் ப்ரோ கெத்து நம்ம ஒரு பிராண்டாக உருவம் மாறிட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வரும் அந்த காசு எடுத்து நமக்கு பிடிச்ச எத்தனை பைக் என்ன ப்ரோ மூணு பைக் முப்பது பைக் வாங்கலாம் ப்ரோன்னு சொன்னாங்க ஆக்சுவலி அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உண்மையான வார்த்தை தாங்க பட் என்ன பண்ணுறது பைக்கும் வேணும் பிஸ்னஸும் <laughs> ஆரம்பிக்கணும் டிடிஎம் பிராண்டாகவும் மாற்றணும் ம் எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் கறி கூடி வரும் கவலைப்படாதீங்க டிடிஎஃப் நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க மாஸ்க் காட்டிடலாம் நம்ம ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குங்க ரோடு வண்டி அங்கங்கே வலிக்கிட்டே இருக்குது என்னதான் நம்ம வண்டி ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஆனாலும் வலுக்குது வண்டி பிரேக் பிடிச்சா டயர் நிற்குதுங்க ஆனால் வண்டி நிற்க மாட்டேங்குது இங்கே இருக்கிற வலுக்கிற தன்மைக்கு வலிக்கிட்டே போகுது இவ்வளோ நேரம் நல்ல ஒரு அழகான ஒரு சூரிய வெளிச்சத்தோடு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு நினைச்சுன்னு சூரிய வெளிச்சம் காணாமல் போயிடுச்சுங்க தலைவர் மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாரு போல செம்ம அழகாக இருக்குங்க வழி பயங்கர அழகாக இருக்குது இந்த அழகை தான் நான் அணு அணுவாக ரசிச்சுட்டு போயிட்டுருக்கேன் அண்ட் வந்து கை ஃப்ரீஸ் ஆலைங்க ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து சும்மாவே கை ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கை ஃப்ரீஸ் ஆலைங்க நீங்கள் அங்கே நோட் பண்ணிங்களா வலுக்குச்சு வண்டி அந்த மாதிரி தாங்க எல்லா இடத்துலையுமே வண்டி வலிக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க டிடி ஆஃப் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டியை நான் சேஃபாக ஹேண்டில் பண்ணிடுவேன் முடியாத பட்சத்தில் ஏதாவது நடக்கணும்னு இருந்தால் அது தாங்க தேடணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம கீழேயே விழுகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அதெல்லாம் முட்டாள்தனம் ஏன் வந்து பண்ணால் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரைடில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் நல்லா இருக்கும் பட் கடவுள் அன்பால் நமக்கும் நம்ம பைக்குக்கும் எதாவது ஆகாத வரைக்கும் சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க அண்ட் வந்து நம்ம பின்னாடி இருக்கிற நம்ம தம்பிக்கு இதாகிடக்கூடாது ஜம்முக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்ரீநகருக்கு எயிட்டி ஒன் கிலோமீட்டர்ஸுங்க நம்ம சச்சினை நான் என்ன நினச்சிட்டாருன்னா ஸோ வந்து நான் வந்து லேயில் இருக்கிற மாதிரி தான் இப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அண்ணன் என்ன நினச்சிட்டாருன்னா நான் இப்போ மேபி நிறைய தூரம் தாண்டி போயிருப்பேன் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன் நினச்சிட்டாரு பட் நான் வந்து பண்ணால் இப்போ கரண்ட் டேஸில் என்ன நடக்குதோ அதை அப்பப்போவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால வந்து பண்ணால் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார் வாவ் செமையா இருக்குல்ல ம் <laughs> டிடிஎஃப் எத்தனை வாட்டி தாங்க அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாவ் அப்படின்னு சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருக்க தோணுதுங்க இப்போ கூட என் வாயிலேருந்து அந்த வார்த்தை தான் வருது வழி பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி போகிற வழி ஃபுல்லாமே பனி எனக்கு இந்த மாதிரிலாம் பைக் ஓட்டணும்னு ஆசை போன வாட்டி ரைட் பண்ணோம் பட் இவ்வளோ ஸ்னோலெல்லாம் ரைட் பண்ணல நம்மளோட ஹாரன் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு போல டிடிஎஃப் இந்த பணியிலலாம் பைக் ரைட் பண்ணுறதுனால கேட்டிங்களா ஹாரனு கொஞ்சம் வீக்கான மாதிரி தானே இருக்குது ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஸ்ரீநகர் போகிற வரைக்கும் தான் இப்படி இருக்குங்க ஸ்ரீநகரில் தாண்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும் சரியாகலன்னா அது வேறு ஒரு செலவு பயமாக இருக்குப்பா இங்கே ஒரு பார்க் வரும்னு நினைக்கிறேன் போகிற வழியில் ஒரு பெரிய பார்க் ஆனால் போன வாட்டி நம்ம வந்து அதே வழி மாதிரி இருக்குப்பா இது ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நிறைய ரிவர்ஸ் ஓடும் அதே மாதிரி ரிவர்ஸ் ஓடுது இன்னும் போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு பெரிய பார்க்கு பிக்னிக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் வரும்னு நினைக்கிறேன் பட் இந்த டைம் வந்து ஸ்னோ ஃபுல்லாக கவராக இருக்கிறதுனால மேபி அந்த ஸ்பாட்டு கொஞ்சம் கலையிலிருந்து காணப்படலாம் வண்டி நல்லா வழுக்குதுங்க கார்னரிங்லாம் பெருசாக பண்ண வேணாம் இல்லைன்னா கவுந்துருவோம் பட் போன வாட்டி நம்ம ஜார்விஸை வச்சுட்டு இந்த வழியிலலாம் மாஸ்க் காட்டணுங்க சும்மா சருபுரு சருபுரு சருபுரு சருபுருன்னு போயிட்டு இருந்தோம் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நம்ம ஜார்விஸில் நம்ம ரொம்ப ரைட் பண்ணதும் நம்ம சீனியர் லைட்டாக லைட் பண்ணுறதும் ஒன்று தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியிலலாம் போன வாட்டி நம்ம வீஸில் கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட்டி ஹண்ட்ரட்லலாம் போனோம் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம் ஸ்னோ கம்மியாயிடுச்சுப்பா அதுக்குள்ளே வருத்தம்ப்பா ரொம்ப வருத்தம் ஆக்சுவலி முன்னாடியே சொன்னாங்க இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்னோ இருக்கும் அதுக்கு மேலே ஸ்னோ இருக்காதுன்னு அதே மாதிரி வந்து பண்ண இப்போ கொஞ்சம் ஸ்னோ கம்மியாயிடுச்சு <laughs> அந்த பையன் என்ன பண்ணா என்ன பண்ணாங்க இப்படியா செம கியூட்டா பண்ணான்ல போலீஸா சே நான் கூட எப்போ போலீஸ் வண்டி போனானே ஆம்புலன்ஸ் நினைச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டப்பா ஏய் என்னையா முரட்டுத்தனமா வரீங்களேயா மோட்டுத்தனமாக வந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா கமல் ஸ்ரீநகரை தாண்டி போகலாமாங்க செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க ரைடு ரொம்ப தூரம் போய் கொட்டணும்னு ஆசையாக இருக்குது பட் போயிட்டே இருக்கு புரியல தம்பு எங்கே நிறுத்தவே தோணல அப்படியே ஓட்டிட்டே போக வேண்டியது ஆமா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் காலி ஆயிடுப்போம் வண்டி அப்படி டாக்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேங்க ஒரு ஆக்சிடென்ட்டை தம்பு என்னாச்சுன்னு சொல்ல முன்னாடி ஒரு லாரி ஸ்பீடா போயிட்டு இருந்தது அதுல இருந்து ஒரு கம்பி வந்து விழுந்து கம்பி எவ்வளவு பெரிய கம்பி நல்ல நீளமான ஒரு பெரிய கம்பி என்னாச்சுன்னா முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு லாரி இன்னொரு லாரி ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்துச்சு நான் வந்து ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி கேப் கிடைக்கும் பூந்து போலான்னு அந்த லாரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பி கம்பின்னு சொல்லக்கூடாது ஒரு பெரிய பைப்பு இரும்பு பைப்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதில் ஒன்றே ஒன்று மட்டும் காலுண்டு டம்முன்னு கீழே விழுந்து அப்படியே இப்படி வந்துச்சு பாருங்க சே சப்போஸ் அது மட்டும் வீடியோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு வீடியோ ரெக்கார்ட் ஆகல எனக்கு கேமரா ஆஃப்ல தான் இருந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சது வந்து பண்ணால் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் லக்கு தேர்ட்டி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்ம ஸ்கில்லுங்க ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துருச்சு அது மேலே ஏத்தனா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் ஏன்னா பெரிய கம்பி அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கட் அடித்தேன் தட்டா <laughs> அப்பா செம்ம சில்லுன்னு இருக்குங்க அப்படியே குழு குழு குழு குழுன்னு இருக்குங்க ஏன் வண்டியை நடு ரோட்டில் நிறுத்துறாருன்னு வேறு தெரியலையே ஒரு விசித்திரமாக ரைட் பண்ணுறாங்கய்யா இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம Jammu three thirty two kilometres Srinagar thirty eight kilometres but Jammu Kashmir hundred and seventeen கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க ஸ்ரீநகருக்கு இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போகணுங்க அடையங்கப்பா முன்னாடி செம்ம டிராஃபிக் போலையே ஏதாவது ஒரு சின்ன கேப்பு கிடச்சிதுன்னா பூந்து போயிடலாம் கிடச்சிருச்சு தேங்க்ஸ் அண்ணே இருங்க இதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு போய்க்கலாம் போலாமாண்ணா தேங்க்யூ ஏன்னா ஒரு ரீசனுக்காக இவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம போனால் அது கரெக்டாக இருக்காதுங்க மேபி வர்ற வண்டி ஏதாவது ஸ்டக் ஆகிக்க நிறைய சான்சஸ் இருக்குது போங்கடி மயில் தெரியாமல் உங்களை ஏற்றிட போகிறேன் அது மயில் இல்லை குயில் வாய் தவறி அது செல்லமாக நான் கூப்பிடுற வார்த்தைங்க மயிலுங்கிறது அது வாயில் வந்துருச்சு அது குயிலுன்னு தான் நினைக்கிறேன் மைனா மைனாவா ஆமாம் ஸ்கூலில் இது பார்த்துட்டு போனா அடி கிடைக்கும்னு என்னடா சொல்ற மைனாவை பார்த்துட்டு போனால் ஸ்கூலில் அடி விழுக்குமா எங்கள் ஸ்கூலில் இது சொல்லுவாங்க லவ் பேர்ட்ஸை ஒன்று மட்டும் பார்க்கக்கூடாது பார்த்தா ரெண்டுமே பார்க்கணும் சப்போஸ் ஒன்று மட்டும் தனியாக பார்த்துட்டா இன்னொரு லவ் பேர்டை பார்த்துடணும் மறந்துருச்சு அதை ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு ஒருவேளை நமக்கு லவ்வர் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்களோ இல்லை ஏதோ பேட் லக் அதனால தான் லவ் பேர்ட்ஸை ஒன்றே ஒன்று பார்க்கக்கூடாதும்பாங்க அதே தான் இதுதான் டேய் லவ் பேர்ட்ஸ் வந்து இது அதோட வால் வந்து கொஞ்சம் நீட்டமாக அழகாக இருக்கும் ஹார்ட் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் அது சும்மா நீட்டமாக இருக்கும் ஏய் டார்லிங் நம்ம லைன்குள்ளேயே ரொம்ப கிராஸ் ஆகுறியே நீ சொன்ன மாதிரி அது லவ் பேர்ட்ஸா இருந்தா என்னடா லவ் என்ன எனக்குள்ள வந்து பூரை பாக்குறியா பொழுந்துடுவேன் டே எங்கடா கூட்டு போகுது ஏதோ வீட்டுக்குள்ள கூட்டு போயிட போகுதுரா புரியல இது வீடு இந்த குட்டி சந்து இதுக்குள்ளதான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த கீழே ஒரு ரோடு போயிட்டு இல்லைங்க அது கூட போய் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் இந்த வாட்டி கூகுள் மேப் மேலே தப்பில்லை நான் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் வந்து பார்த்தா ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் கூட்டு போகுது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுட்டு பயந்துட போகிறாங்க என்னடா சவுண்டு வெளியே அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட போகிறாங்க ஆக்சுவலி லெஃப்ட்டு திரும்பணும்னு காமிச்சதுங்க நானும் கவனித்தேன் பட் வேற ஒரு லெஃப்ட்டில் திரும்பிட்டேன் ஸ்ரீநகர் வந்துட்டோமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கா ஒன்றும் தெரியலையே ஏதாவது ஒரு போர்டு வச்சுருப்பாங்கங்க அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் டே தம்பு இப்போ சப்போஸ் நம்ம ஸ்ரீநகரை தாண்டி உனக்கு ஜம்முல கூட வண்டி இருக்கா இருக்கு ஜம்முல இருக்கு ஓகே ஓகே ஓகே நான் பேசாம ஜம்முல வந்துட்டு யோசிக்கிறேன் அப்படியா செம்மையா இருந்துச்சுல இன்னைக்கு ரைடு பா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு டிடிஎஃப் ஓப்பா தெய்வமே நீயுமா இல்ல இல்ல வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி சொயின்னு போச்சுங்க தெரிலடா வா அப்படியே போவோம் ஏப்பா என்னப்பா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது வெறி ஆகுது டைம் வேறு நிறைய வேஸ்ட் ஆகுது நிறைய தூரம் போகலான்னு ஆசையாக இருக்கே முதல்ல இது எந்த ஊருன்னே தெரியலையே டே தம்பு இது எந்த ஊருடா ஃபோனில்ப்பா ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஸ்ரீநகருக்கு வந்துட்டு தான்டா தோணுது அந்த போர்டில் ஏதாவது ஒரு ஊர் பேர் போட்டிருப்பாங்க பாரு ஒவ்வொரு போர்ட்லேயும் ஓ மை காட் அச்சாம் பாரு பிரேக்கு அச்சா அச்சா அச்சாம் பாரு பிரேக்கு அந்த ஒரு படத்துல ஒரு உள்ள தம்பு அச்சாம் பாரு எக்ஸ் அச்சாம் பாரு எக்ஸ் அந்த மாதிரி எனக்கு டோன்ல வருதுடா hi bhaiya this area name bhaiya oh okay okay where is Srinagar oh this is Srinagar thank you bhaiya தம்பு ஸ்ரீநகருக்கு வந்துட்டோம் தம்பு பசங்களோட நம்பர் ஒன்று கொடுத்தாங்களா இல்லை கூப்பிடல உங்களை நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே ஓகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு நான் அட்டன் பண்ண நான் பேச முடியல கட் ஆகிடுச்சு ஸோ வந்து நம்ம பசங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சரி வாங்க அப்படியே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அப்படியே இருட்டுற வரைக்கும் ஓட்டிட்டு போயிட்டு அங்கே ரூம் எடுத்துட்டு பசங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் எனக்கு தோணவே இல்லைப்பா இன்னைக்கு நம்ம பசங்க கூட ஜாலியாக ஒரு நாள் இருக்கலாம்னு நினச்சேன் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன் ஆமாம் தம்பு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு नहीं मालूम बात ஹிந்தி நையாத்தா பையா नहीं आ रहा भी नहीं आता சிரிக்காதீங்க உண்மையாகவே தெரியாது we are south side we people speak Tamil Malayalam Kannada Telugu time வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆச்சுங்க வர்ற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ண முடியல பெட்ரோல் பங்க்கில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸுங்க ஆக்சுவலி வரும்போது வந்து பண்ணால் நம்ம பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக ஓகே <laughs> பையா பாய் பையா அதாவது நம்ம பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறான் நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க அங்கே வந்து பேட்ஸ்மேன் இருந்தார் இங்கே பவுலர் இருந்தார் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்ச் பிடிக்கிறவங்களாம் இருந்தாங்க நான் வந்த உடனே பையா ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னாங்களா இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொறுமையாகவே வாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒருத்தர் அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆன உடனே அப்புறம் பெட்ரோல் அடிக்க வந்தாங்க உண்மையை சொல்கிறேன் நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க முடியலனாலும் இதுதான் நெசம் என்னென்னு வந்து பாருன்னா இங்கே நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் ஷாக் ஆவாங்க கொஞ்சம் விவரம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து சவுத் சைடில் வந்து ஹிந்திலாம் பெருசாக வேலைக்கு ஆகாது ஸோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதர் டங்கை தான் பெருசாக பேசுவாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை பெருசாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது அந்த விவரம் உள்ள சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த விஷயமே தெரியும் மித்தவங்கள்லாம் யார் நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னாலும் அப்படியே ஷாக் ஆவாங்க எல்லோரும் இப்போ வந்து மகாராஷ்டிராவை கூட எடுத்துக்கோங்களேன் மகாராஷ்டிராவில் என்ன பேசுவாங்க மராத்தி தான் பேசுவாங்க பட் அங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிந்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள்ஸுக்குமே ஹிந்தி கண்டிப்பாக தெரியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் செம குளிர்னா சரிண்ணா போயிட்டு வரோம் லவ்யூண்ணா பா பாருங்க ஓகேண்ணா நன்றிண்ணா செம செம அண்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு மிலிட்ரி அண்ணாவை பார்த்தேங்க ஸோ நான் இவராது பரவாயில்ல நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது தான் வந்து பேசினார் இன்னொரு அண்ணா வந்து பண்ணால் நாங்கள் அப்படி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்கவே கை காமிச்சாரு டிஎன் அப்படின்னு சொல்லி வண்டியை பார்த்துட்டு அந்த அண்ணா எந்த ஊருக்காரன்னு வந்து பண்ணால் வேலூர் ஊருக்காரு வேலூரில் வாரணாசி அந்த அண்ணா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரல் அமுதன் ஸோ வந்து அவர் வந்து பண்ண இங்கே கமாண்டராக இருக்காராமா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாங்க அண்ணன் கூட தான் பேசிகிட்டு இருந்தோம் சூப்பருங்க உண்மையாகவே அவர் நாங்கள் பாட்டுக்கு இப்படி வந்துட்டு இருந்தோம் அந்த அண்ணன் தான் நிறுத்த சொன்னார் நாங்கள் கூட இங்கே ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது சப்போஸ் செக் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா தம்பு தமிழா அப்படின்னாங்க ஆனால் ஆமாண்ணா தமிழ் தானா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு எந்த ஊருன்னு கேட்டால் வேலூருன்ட்டாங்க வேலூர்னு சொன்னோன்னே அட நம்ம வேலூரா அண்ணா நான் ரெண்டு வாட்டி போயிருக்கேன் ஆல்ரெடி வேலூருக்கு மூணாவது வாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நல்ல வேலை கடவுள் அன்பு இருந்தாலும் எஸ்கேப் ஆகி வந்துட்டோம் புரியும் நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் பேசிகிட்டு இருந்தோம் செம கேரக்டருங்க ஸோ வந்து நம்ம குரலை முதல் ரஞ்சன் அண்ணாவோட ஊருக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு லவ் யூ ஸோ அந்த அண்ணன் உங்களை ரொம்ப கேட்டதாக சொல்ல சொன்னார் பட் அவர் அப்படிலாம் சொல்லலை பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அண்ணனை பார்த்தேன் அண்ணன் நலமாக உள்ளார் ஹாப்பியாக உள்ளார் கெத்தாக உள்ளார் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஒரு தோரணையாக இருந்தார் நல்லா இருந்துச்சு தம்பி நம்ம தான் கமாண்டோ இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஏரியா தான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இருந்தாரு ஓ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா நல்லா பேசினாருங்க ரொம்ப கேஷுவலாக பேசினாரு அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஹை போஸ்டிங் கமாண்டோங்கிறதெல்லாம் ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து பண்ண நம்ம கோப்ரோ ஆஃப்ல இருந்துச்சு அதனால தான் வந்து பண்ண அவரை காட்ட முடியல டைம் <laughs> வெறும் ஆறு மணி தாங்க ஆச்சு ஆனால் படு பயங்கரமாக இருட்டிடுச்சு நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஆனால் செம்மையாக இருட்டிடுச்சு அதே மாதிரி செம்ம குளிர் குளிருதுங்க ஏதாவது ஒரு ரூம் கிடச்சிதுன்னா ரூம் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம அது இல்லாமல் லைட்டாக பசிக்குதுங்க ஏய் ஃபுல்லாக அரேபிக் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்கப்பா சாரி உருது லெட்டர்னு நினைக்கிறது ஆக்சுவலி நான் சச்சினானாலாம் என்ன பிளான் பண்ணோம்னா இன்றைக்கி எல்லாருமே ஸ்ரீநகரில் ரூமில் தங்கி ஃபன் பண்ணிட்டு நாளைக்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதா தான் இருந்துச்சு பட் நம்ம வேற ஒரு வேகத்தில் நகரையை தாண்டி வந்துட்டோங்க ஸோ வந்து ரூமுக்கு போயிட்டு பசங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அதாவது நம்ம போகிற ரூட்டில் தான் அவங்க வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்தாங்கன்னா அங்கே டேரெக்டாக வர சொல்லிடலாம் இல்லை ப்ரோ கண்டிப்பாக நாங்கள் ஸ்ரீநகரில் தான் இருக்கணும்னா பசங்க அங்கே தான் இருப்பாங்க இப்போ எனக்கு இந்த குளிர்ற ஃபீலிங் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுமாங்க ஒரு பச்சை தண்ணியை எடுத்து நம்ம மேலே ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு காற்றுல பைக் ஓட்ட சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ வந்து சும்மாவே சில்லுன்னு இருக்கிற காற்று நம்மளை குளிர வைக்கும் நம்ம மேலே இருக்கிற அந்த ஈரப்பசை இன்னும் எச்சா குளிர வைக்கல அந்த மாதிரி இருக்குங்க இந்த காற்றுல அவ்வளோ கூலிங் இருக்குது அப்படியே ஈரப்பசையோடு வந்து நம்ம மேலே தட்டுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிருதுங்க அச்சோ தெரியாமல் வந்துட்டோமோ கம்முன்னு ஸ்ரீநகர்லேயே தங்கியிருக்கலாமோ குளிர் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குதுங்க நம்ம கூகுள் மேப்பே செக்க செவன் மாறிடுச்சுங்க அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ரோடு பசிக்குதாடா தம்பு பசிக்கலையா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதுடா ஆ நான் ரூமே ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன்ப்பா ரூம் கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட seven hundred and twenty five kilometres இருக்குங்க இன்னும் நம்ம டெல்லிக்கு ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு எனக்கே தெரிலங்க சும்மா குத்து மதிப்பாக டெல்லின்னு போட்டு போயிட்டுருக்கேன் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க ரோடு ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது ரூம் எடுக்கலாம்னு நினச்சேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹேண்டில் பார் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால முட்டிடும் அதனால பார்த்து ஓட்டணும் கவலைப்படாத நான் உன்னை பத்திரமா கூட்டு போயிடுவேன் டோன்ட் வரி டிடி ஆஃபீஸ் இயர் ஸோ நோ ஃபியார் நீ இருக்கிறதுனால தான்டா பயமே அப்படிங்கிறியா பாரு இந்த குட்டி கேப்லாம் நம்ம வண்டி போடாது ஆனால் நம்ம ஜார்விஸாக இருந்துச்சுன்னா சர்ன்னு பூந்துடும் இத்தனைக்கும் ஜார்விஸில் பெரிய ஹேண்டில் பார் போட்டிருந்தேன் அதோட பாடியெலாம் கொஞ்சம் சின்னது தானே அதனால டக்குன்னு போயிடும் ஆனால் நம்ம வண்டியோட பாடியும் பெருசாக handle bar length Ninja six fifty கூட உள்ளே போகிறோம் ஏன்னா நிஞ்சா சிக்ஸ் ஃபிஃப்டி கூட கொஞ்சம் சின்னது தான் பாரு இந்த மாதிரி பெரிய கேப்னா கூட நம்ம வண்டி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பூந்துடும் இந்த கேப்பு பூந்துடும் ஆனால் இந்த கேப்பில் போகாது நம்ம பாட்டி சொன்ன மாதிரி காட்ராக்கு போகலாமா ஆ இப்போ காட்ராங்கிறது கரெக்டாக எங்கே இருக்குது ஜம்முவை தாண்டி தான் சரி இப்போ வந்து உன்னை ஸ்ரீநகரில் நான் இறக்கி விட்டுருக்கணும் ஸ்ரீநகரை தாண்டி நம்ம ஜம்முக்கு போய் உன்னை ஏற்றி விடுறேன்னு சொன்னேன் அப்போது வேறு எங்க என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அங்கே வேணால் நான் ஒன்று ஏற்றி விட்றேன் நம்ம நேராக காட்டுறாக்கு போய் வைஷ்ணவி தேவி டெம்பிள போய் பாட்டு வந்துடுவோம் சரியா ஏன் டக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வர்ற வழியில் காட்டுறா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அந்த போர்டு பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு சரி கமல் போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி நாங்கள் வந்து காட்ராக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தாங்க இருந்தோம் காட்ராக்கு போய் வைஷ்ணவி தேவி டெம்பிள் போகலான்னு சொல்லி ஸோ வந்து நம்ம பாட்டி சொன்னாங்கல்ல அப்போலேருந்தே வந்து இப்போ என்ன போகலாம் போகலான்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி வேணாம் தம்பி தான் ஸ்ரீநகரில் இறங்கிடுவான்ல சரி எதுக்கு தனியாக போயிட்டு நம்ம முன்னாடி டெல்லிக்கு போகலான்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருந்தேன் வரும்போது ஒரு இடத்துல போர்டு பார்த்தா சரி கம்முன்னு போகலாமா அப்படின்னு சொல்லி மைண்டு தோணுச்சு அதனால தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் ஓப்பா செம்ம exhaust note Wow. Exhaust note சூப்பராக இருக்குங்க இந்த வழியிலலாம் பைக் அலோடாடா இந்த வழியிலலாம் பைக் அலோடாடா ஒரு பைக்கு கூட பார்க்கலையாடா வர்ற வழியில் அப்படி சப்போஸ் நாட் அலோடடாக இருந்தால் அந்த போலீஸை நாங்களே சொல்லியிருந்திருப்பாங்க அவங்க தான் எதுவுமே சொல்லலையே அப்போ அலோடடுன்னு தான் நினைக்கிறேன் தம்பு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் டனலுக்கு மட்டும்தான் போனோம் இந்த மாதிரி டனல் வழி இல்லைன்னா நம்ம போகவே கிடையாது இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்க போல் இந்த டனலு ஆனால் லைட்டிங்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்குங்க அட்டல் டனலில் கூட இப்படிலாம் லைட்டிங் இல்லை ஸ்டார்டிங் கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் எண்டிங் கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் நடுவில்லாம் இருக்கவே இருக்காது பட் இங்கே லைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ மூச்சோடவே ஒரு மாதிரி இருக்குங்க ஏன்னு வந்து பண்ணால் ஃபுல்லாக டஸ்ட்டு மூச்சு விட்டோம்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி பண்ணுது எப்பா போகுது போகுது போகுது டவல் போய்கிட்டே இருக்குப்பா <laughs> அட்டன் டனலை விட பெருசாக இருக்கும் போலியப்பா இது ஒன்றும் கண்ணு பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க ஃபுல்லாக புகை மூட்டமாக தான் இருக்குது இந்த வழியே ஏய் முன்னாடி லாரி போயிட்டு இருக்கு இந்த லாரி பச்சை கலர் லைட்டை வச்சு தாங்க கண்டுபிடிச்சேன் எனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ குட்டியாக என்னடா லைட் எரியுதுன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா லாரி ஒருவேளை இந்த டனல் முடிய போதோ எஸ் இந்த டனல் இதோடு முடிஞ்சுங்க ஏ இவ்வளோ நேரம் சில்லுன்னு இல்லாமல் இருந்துச்சுப்பா இப்போ சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சுப்பா பட் இவ்வளோ நேரம் துணி கூட குளிரல சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ தூரம் தெய்வமே என்ன இப்படி இறங்கிட்டீங்க பய எக்ஸாய் எக்ஸாய் ஆ ஏதோ ஒரு படத்தில் இந்த மாதிரி தானே நடக்கும் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி ஷேவிங்கு கட்டிங்கெல்லாம் பண்ணிப்பாங்கல்ல <laughs> அந்த மாதிரிங்க ஸோ வந்து டிராஃபிக்கை பார்த்துட்டு டிவிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இங்கேயே தேங்க்ஸ் பையா கிட்னே பைசே ஜம்முன்னு இங்கே உட்காந்து இந்த டிராஃபிக்கை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க அட தலைகிலியாக கவுத்து வச்சிருக்க மாட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா अब कैसे हो भैया சூப்பர் சூப்பர் அவ்வளோதாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்து போகிற போட ரெடி ஆகிட்டோங்க சாமி உட்காரு போகலாம் ஒரு டீ குடிச்சு முடித்தோம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பண்ண இன்னொரு டீ கடைக்காரன் வந்தார் அவர்கிட்டயே ஒரு பர்ச்சேஸை போட்டு வண்டி பேட்ரி டவுன் ஆகிடுச்சு போலப்பா எஸ் வண்டி பேட்ரி டவுனு அது வேறு எதுனாலும் இல்லைங்க வண்டி இவ்வளோ நேரம் சாவி ஆன்லேயே தான் வச்சுருந்தேன்னா அதனால தான் வண்டி பேட்டரி டவுன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே வண்டி சாவி ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஏன் அப்படி ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா சூப்பர் வண்டி ஆன் ஆகிடுச்சு ஏதாவது லாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கிறது தெரியாமல் வந்து முட்டிட போகிறாங்க அப்படிங்கிறதுனால இண்டிகேட்டர் போட்டு நிறுத்திட்டேன் போங்க போங்க போங்க நம்ம வண்டி வாங்கி இவ்வளோ மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்குமா சம்திங்னு நினைக்கிறேன் மறந்துடுச்சு இவ்வளோ நாளில் ஃபஸ்ட்டு டைம் பேட்டரி டவுன் ஆகிருக்குங்க இப்போ வண்டி ரீசார்ஜ் ஆகிறதுக்காகவாது நிறைய தூரம் ஓட்டணும் அதனால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வண்டி ஓட்டலாங்க எனக்கும் வந்து பார்த்தா போக போக குளிர் பழகிடுச்சு அண்ட் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் குளிர் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம் ஏ தலை பாத்துடா தேவதையை கண்டேன் காதலில் விழுந்து என்னுயிருக்குள்ளாய்ந்து விட்டா விட்டா கோயம்புத்தூருக்கே போயிடுவோம் போலடா வெறிக்கொண்டு ஓட்டிட்டு இருக்கேன் பைக்க தெரியலையே எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கேன் அப்பா காது வலிக்குது ஒரே நிமிஷம் இருங்க சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ ஆக்சுவலி ஸ்ரீநகர்ல ஸ்டே பண்ணலாம்னு நினைச்சேன் மனசு ரொம்ப ரிஃப்ளெக்ஸாக இருந்துச்சு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் தூரம் போகலாமே அப்படின்ட்டு ஓட்டிட்டு வந்தேன் சரி ஜம்முக்கு போகலான்னு நினச்சேன் அப்புறம் டெல்லின்னு கூகுள் மேப் பார்த்துனேன் சரி இப்போ காட்டுறான்னு பார்த்த போகிறேண்ணா இன்னும் டெஸ்டினேஷன் விட்டு பிளான் பண்ணலண்ணா இல்லைண்ணா அடுத்தது இந்த ஒரு அக்கா மீட் பண்ணோம் ஒரு பாட்டியை மீட் பண்ணோம் அந்த பாட்டி செம்ம ஸ்வீட்டு அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ சொன்னாங்க ஆ வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு போக சொன்னாங்க சரி அங்கே போகலான்னு ஒரு ஐடியாண்ணா நீங்கள் நான் காணாமல் போயிட்டேன்னா ஒன்றும் தேடல இல்லை பயப்படல இல்லை இல்லை ஆக்சுவலி கால் வந்துச்சு எனக்கு அப்போ இன்டர்காம் கனெக்ட் ஆகலை கனெக்ட் பண்ணல அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு கரெக்டாக அட்டன் பண்ண கட் ஆயிடுச்சு எந்த பையன் இந்த தம்பியா ஆனா தம்பி ஸ்ரீநகர்ல இருக்க வேண்டியவனா டேய் கம்முன் வண்டிலேயே உட்காரு அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டு போயிட்டு இருக்கு சரிண்ணா நீங்க ஆ ஓகே அண்ணா ஒரு ஒரு முக்கியமான கால் வருது நான் போய் பேசிட்டு வந்துடுறேண்ணா ஓ ஓகேண்ணா லவி லவி லவிண்ணா ஹலோ ஆ சொல்லு ஸ்வீட்டு டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா மிட் நைட் டுவெல் டுவெண்ட்டி ஆச்சுங்க ஸோ வந்து இன்னும் நம்ம வைஷ்ணவி தேவி டெம்பிள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது ஆக்சுவலி நம்ம எங்கே பிளான் பண்ணவங்க ஸோ இந்த ஸ்ரீநகரில் போய் ஸ்டே பண்ணணும்னு நினச்சவங்க கிளம்பி வைஷ்ணவி தேவி கிட்டே வந்தாச்சுங்க ஸோ வந்து வைஷ்ணவி தேவி டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்குது பட் அங்கே போகணுன்னா கிட்டத்தட்ட one and half hour journey ஆனால் பாருங்கள் டிடிஎஃப் வேறு லெவலில் ஆக்சுவலி நம்ம கிளம்பி வேற ஒரு பக்கம் போயிருக்க வேண்டியது எல்லாம் கடவுளோட இதுதான் போலங்க ஸோ வந்து இதுதான் நடக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால் அதுதான் நடக்கும் நம்ம என்ன நினச்சாலும் மாற்ற முடியாது அதனால தான் வந்து போனால் நான் எப்போவுமே சடன் பிளான் பண்ணுறது ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஸ்ரீநகரில் இருந்திருக்க வேண்டியது இன்றைக்கி ஸ்ரீநகரில் இருந்துட்டு நாளைக்கு தம்பியை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெல்லியை பார்த்து போயிருந்துருக்க வேண்டியது ஸோ வந்து நம்ம சச்சின் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நான் தான் கூப்பிட்டேன் ஆனால் நான் தான் வந்துட்டேன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேன்னா ஸோ வந்து கம்முன்னு நீங்கள் வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு வந்துடுங்க ஸோ வந்து செம ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறாங்கன்னா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன் அவரும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க ஆஃப் நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க டிடிஎஃப் நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு முடிய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டினியூவாக ஹெல்மெட் போட்டுட்டு வந்ததுனால வந்து பண்ண முடி ஒவ்வொரு பக்கம் தூக்கிட்டு நிற்குது சொன்னாலும் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க நம்ம ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணியிருக்க வேண்டியதுங்க அப்படியே ட்ராவல் பண்ணி வைஷ்ணவி தேவி டெம்பிள் கிட்டேயே வந்துட்டோம் ஸோ வந்து டெம்பிளுக்கு வந்து பண்ண ட்ரக்கிங் தான் பண்ணி போகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்ப்போம் ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தள்ளிட்டுக்கோங்க டடப்பா போயிட்டு இவ்வளோ வேகம் போலீஸ் வைப்பாங்க ஹெல்மெட் போட வண்டி இருக்காதிங்க பை டிடிஎஃப் விகோர் மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க லவி லவி லவிகோர் அண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க திடீர்னு தாடி எனக்கு ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஸோ அந்த இன்ட்ரோ விலாகில் எடுத்துருப்பல அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஒரு வேலை ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வந்ததுனால நினைக்கிறேன் கண்ணாடி போய் பார்க்குறேன் நிறைய தாடி வந்த மாதிரி இருந்துச்சு கவலைப்படாதீங்க டிடிஎஃப் தமிழ்நாடுக்கு போயிட்டு கரெக்டாக ஷேப் பண்ணிடலாம் ஓகே இந்த ஊரில் நான் கையே வைக்க விட மாட்டேன் தலைமுடியும் சரி தாடியும் சரி மீசையாக இருந்தாலும் சரி எடுத்தா ஒரே அடியாக எடுத்து விட்டுருவானுங்க அதனால நான் அந்த ஊருக்கு போய் முடி வெட்டிக்கிறேங்க ஐம்பது ரூபா தான் கட்டிங்கு ஓகே டிடிப் இந்த வீடியோ தான் பண்ணிக்கிறேன் டாட்டா போய் டேக் கேர் இவ்வளோ வேகமாக போகணும் சேஃபாக போங்க நம்ம ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க பை டிடிஎஃப்ல வீக் ஒரு மிஸ் லாட்ஸ் பார்த்து பதில் மாதிரி சேஃபாக இருங்க லவ் யூ டிடிஎஃப்